வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் சிக்ஸ் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போ நமக்கு ஒரு செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே வந்து க்ரூட் ஆயில் வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு என்ன கால் கிடைக்குது கிடைக்கிற கால் எப்படி மூவ்மெண்ட் தருது அப்படின்றத நம்ம ரொம்ப மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம கமாடிட்டி ட்ரேடிங் எடுத்துக்கிட்டாலே இந்த மார்னிங் ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்கும் ஸோ மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால நம்ம வந்து ஈவினிங் டைம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லாட்டினா ஒரு டுவெல் பிஎம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு கிடச்சிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால் வந்து செல் கால் தான் sell at five one five three அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு ஃபஸ்ட் அட் கீழே ஷோ பண்ணுறது வந்து five one four zero point one two இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் அதாவது ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி த்ரீக்கு நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் மினிட்ஸில் நமக்கு ஃபஸ்ட் அட்டை வந்து ரீச் வந்து கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைல் இறங்கினால செல் கால் வந்து ஃபஸ்ட் ரெட்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த சார்ட்டில் எவ்ரிடே வந்து என்ன நடக்குது ஒரு ஈவினிங் கால் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒரு கால் கிடச்சா அது எப்படி கிடைக்குது அந்த கிடைக்கிற கால் எப்படி ஒர்க் அவுட்டான்றதை நம்ம எவ்ரிடே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி தான் இந்த கால் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் முன்னாடியே வந்துச்சு ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஒனில் ஸோ அது வந்தது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஃபஸ்ட் டார்கெட்டாக பிரேக் அவுட் பண்ணுச்சு டவுன் சைடில் இறங்கினாலும் ஸ்டாப்லாஸ் ட்ரிகராக இருக்க முன்னாடியே மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் அது ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்துச்சு ஃபைவ் ஒன் தேர்ட்டி டூவில் அதுவும் வந்து ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அடுத்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட் அதுக்கப்புறம் தான் ஃபோர் டுவெண்ட்டிக்கு நமக்கு பை கால் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே நமக்கு மாற்றி மாற்றி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் இதில் வந்து மார்க்கெட் வந்து இப்போ ரைஸ் ஆகுது இப்போ மார்க்கெட் மேலே ஏறிட்டே இருக்குது அப்படிங்கல நமக்கு வந்து ஒரு பை கால் ஆகும் அதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு டவுன் சைடில் இறங்கிட்டே இருக்குது அப்படிங்கல ஒரு செல் காலாகவும் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ கேண்டில் கலர் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பை ட்ரெண்டாக க்ரீன் கலர் செல் ட்ரெண்டாக ரெட் கலர்னு சொல்லிட்டு ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பண்ணி பார்க்கும்போதே கேண்டில் கலர் வச்சே மார்க்கெட் ட்ரெண்டை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ ஈஸியானவும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணுன்றக்காண்டி என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும் டார்கெட் ஒன் அண்ட் டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் வந்து கிடைக்கும் ஸோ அப்படி தான் எனக்கு ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு வந்து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 பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ